அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம bank nifty future one minute chart பார்க்குறோம் இன்னைக்கு டே வந்து ஆகஸ்ட் தேர்ட் இப்போ டைம் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ் மேல் ஆகுது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணும் இந்த சிக்னல்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னா ஒரு பியூரான ஒரு டெக்னிக்கல் சார்ட் தான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு கேன்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அப்பர் சைடில் நமக்கு இப்போ பிரேக் அவுட் நடந்துச்சு அந்த பிரேக் அவுட் நடந்த உடனே பாருங்கள் நமக்கு பை சிக்னல் வந்து ஜெனரேட் ஆச்சு ஸோ அந்த சிக்னல் வரும்போது நமக்கு இண்டிகேஷன் எப்படி கொடுக்கும்னா பை கால் அப்படின்னா க்ரீன் கலர் செல் கால்னா ரெட் கலர்ன்ற மாதிரி நாங்கள் டிஃபால்ட்டாக செட் பண்ணியே வச்சுருக்கோம் ஸோ அந்த கேண்டலினுடைய கலர்லேயே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் அந்த கேண்டல் ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட்னுடைய க்ரீன் கலரில் ஒரு பையிங் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும் அடுத்து என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் வரும் அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய line buy at thirty seven thousand eight sixty அப்படின்னு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் போட்டிருக்கோம் அடுத்து மேலே இருக்க green colour line start line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி stop loss line so everyday பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த சார்ட்டில் லைவாகவே கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணோம் அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது உங்களுக்கு சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் அந்த சிக்னலை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் சிக்னலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் டீட்டெயில்ஸ் என்னென்னா entry point first target second target stop லாஸ்ன்னு கிடைக்கும் ஃபஸ்ட் டாரட் கண்டிப்பாக சேஃப் ட்ரேட் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் டாரட் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் வந்து கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அதே மாதிரி நிறைய பேர் ட்ரெண்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் நானே நானே ஓன் டார்கெட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஸோ இதை நீங்கள் வந்து வெறும் ட்ரெண்டை மட்டும் கூட யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அடுத்து இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்க first target thirty seven thousand nine hundred and fifty four point sixty அப்படின்னு இருக்கு நைன்டி ஃபோர் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் இருக்கு so ninety five point reach கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் ஆகும் இது எப்படி நடக்குது மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா கீழே போகுதா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆகுது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்திருக்கு கால் ஜென்ரேட் ஆனது பாருங்கள் நமக்கு பை கால் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நமக்கு அந்த பையிங் ரேஞ்ச் அதாவது என்ட்ரி பாயிண்டில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு சடனாக ஒரு கேண்டில் ஒரு பிக் மூமெண்ட் அந்த பிக் மூமெண்ட்டில் தான் மார்க்கெட்டே வந்து மேலே தூக்கிட்டு வந்துச்சு thirty seven nine hundred range break out அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இப்போ நமக்கு பாருங்கள் thirty seven nine sixty break out hundred point moment within ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளன்னு கூட சொல்லலாம் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் மூமெண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஃபியூச்சர் சார்ட் பார்த்தோம் இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் சார்ட்டும் பார்க்கலாம் ஸோ ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு வந்து ஆப்ஷன் சார்ட் பார்க்குறதுக்கு ஒரு ஐடியா தேவைப்படும்ல ஸோ அதுக்காண்டி தான் அந்த சார்ட்டை ஷோ பண்ணுறோம் ஆப்ஷன் சார்ட்டில் பாருங்கள் நமக்கு வந்து டேரெக்டாக ஒரு பைக்கால் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஒனில் வந்திருக்கு வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் ஃபோர் நைன்ட்டி ரேஞ்ச் கிட்டக்க பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இது என்ன ஆப்ஷன் கேட்டிங்கன்னா வீக்லி ஆப்ஷன்னா thirty seven five not call option நாளைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது அந்த ஆப்ஷன் தான் அது ஓகேங்களா ஒரு இந்த மணி ஆப்ஷன் காட்டினா நல்ல ஒரு டீப்பாக இருக்கும் அதே சமயத்தில் கேன்ஸ்டிக்கும் நல்லா இருக்குன்றனால இந்த மணி ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் போகிறோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சிக்னல் சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஹெல்பிங் டூலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ